அடிப்படையில் தான் யூடியூப் உங்களுக்கு காட்டுது சில சமயம் இதில் பிழைகள் நடக்கலாம் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்பவாறு தான் அந்த வீடியோக்கள் அங்கே வரும் நீங்கள் உடனே ஒரு கேள்வியை கேட்கலாம் நான் முன்னாடியில் அரசியல் வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் அதை நிறுத்திட்டேங்க இருந்தாலும் கூட யூடியூப்பில் இந்த அரசியல் வீடியோக்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கே என்ன ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய அரசியல் வீடியோக்களை பார்த்துருக்கீங்க அதன் அடிப்படையில் தான் அரசியல் வீடியோக்களை உங்களுக்கு காட்டுது இப்போ நீங்கள் புதுசாக நல்ல வீடியோக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல அது நிறைய பார்க்க பார்க்க பார்க்க பார்க்க அரசியல் வீடியோக்கள் இனிமேல் உங்களுக்கு வராது சரிங்களா ஆனால் இதுக்கு ரொம்ப டைம் ஆகுமே நான் பல வருஷம் அரசியல் வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதை எல்லாத்தையும் போக வச்சு நல்ல வீடியோக்கள் மட்டும் வர வைக்கணும்னா நான் திரும்ப பல வருஷம் நல்ல வீடியோக்களை பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அவ்வளவு நேரம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் இதுக்கு வந்து ஒரு ஈஸியான சொல்யூஷன் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் யூடியூபோட ஹோம் பேஜுங்க இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே வீடியோ பட்டன் மாதிரி ஒன்று தெரியுது சர்ச் பட்டன் மாதிரி ஒன்று தெரியுது அதுக்கப்புறம் ஒரு ஆள் உருவத்தில் ஒன்று தெரியுதுல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்ட உடனே இங்கே வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரைவசி அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது முதல்ல கிளியர் வாட்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்கல்ல இது எல்லாமே அந்த ஹிஸ்ட்ரியில் பதிவாயிடும் யூடியூப் உங்களுக்கு அடுத்த முறை ஒரு வீடியோவை காட்டுதுன்னா நீங்கள் ஏற்கனவே என்னென்ன பார்த்துருக்கீங்களோ அதன் அடிப்படையில் தான் பார்க்கும் அதாவது அந்த யூடியூப் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன இருக்கோ அதன் அடிப்படையில் தான் மற்ற வீடியோக்களை உங்களுக்கு வந்து யூடியூப் காட்டும் இந்த வாட்ச் ஹிஸ்ட்ரியில் அது எல்லாமே இருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த வாட்ச் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ண போகிறோம் அதாவது முழுமையாக நீக்கப் போகின்றோம் நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை எல்லாம் நீக்குவதை போல நாம் ஏற்கனவே பார்த்த வீடியோக்களை எல்லாம் முழுமையாக நீக்கப் போகின்றோம் சரிங்களா இப்படி நீக்கினா என்ன ஆகும் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற யூடியூப் வீடியோக்கள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பார்க்கலாம் இனிமேல் நீங்கள் நல்ல வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மட்டுமே உங்களுக்கு வந்து இனிமேல் காட்டப்படும் யூடியூபால் சரிங்களா முதல்ல நம்ம இது பண்ணுவோம் கிளியர் வாட்ச் ஹிஸ்ட்ரி அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த நான் இப்போ சொன்ன விஷயத்தை தான் அவங்க வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க கிளியர் வாட்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டா இங்கே ஒரு பார்ப்பீங்க வாட்ச் ஹிஸ்ட்ரி கிளியர்டு அப்படின்னு சின்னதாக ஒரு மெசேஜ் வந்து அதை மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கிளியர் சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறீங்கல்ல motivational videos law of attraction videos வாங்க பேசலாம் வீடியோஸ் நம்பிக்கை கண்ணன் வீடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்கல்ல இது எல்லாமே இந்த சர்ச் ஹிஸ்ட்ரிக்குள்ளே உட்காந்துட்ருக்கும் ஹிஸ்ட்ரினா என்னென்னா வரலாறு அந்த பட்டியல் இதுக்குள்ளே இருக்கும் நீங்கள் வந்து புதுசாக ஒன்று தேட போகிறீங்கன்னா அது ட்ராப் டவுனில் வரும் நீங்கள் ஏற்கனவே நிறைய அரசியல் வீடியோக்கள் தேடிருக்கீங்க இல்லை சினிமா வீடியோக்கள் தேடிருக்கீங்கன்னா அதை கிளிக் பண்ணும்போது அது ட்ராப் டவுனில் வரும் தேவையில்லாமல் இதுக்கு அதை பார்த்துக்கிட்டு நம்ம மன சோர்வு இருக்கும்போது ஏதாவது கிளிக் பண்ணிட்டோம்னா அது சம்மந்தமான வீடியோக்கள் வரும் திரும்ப அந்த பதிவுகளை நீக்குவதற்கு நமக்கு டைம் ஆகும் அதை தவிர்ப்பதற்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளியர் சர்ச் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ண போகிறோம் கிளிக் பண்ணிட்டோமா கிளிக் பண்ணிட்டோடனே நீங்கள் வந்து அங்கே கிளியர் சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி தெரியுதா அதை கிளிக் பண்ணிடுங்க இப்போ சர்ச் ஹிஸ்ட்ரி கிளியர்டு அப்படின்னு வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்த அனைத்து வீடியோக்களும் உங்களோட ஹிஸ்ட்ரியிலேருந்து போயிடுச்சு ஏற்கனவே நீங்கள் தேடிய அனைத்து விஷயங்களும் உங்களோட சர்ச் ஹிஸ்ட்ரியிலேருந்து போயிடுச்சு இனிமே இது வந்து புதுஸ் இது வந்து ஃப்ரெஷ் இனிமேல் நீங்கள் நல்ல வீடியோக்கள் மட்டுமே பாருங்கள் உங்களோட ஹோம் பேஜ்லேயும் ரெக்கமெண்டட் வீடியோஸ்லேயும் நல்ல வீடியோக்கள் மட்டும்தாங்க வரும் இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணுறோம் திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணுறோம் யூடியூபை இப்போ நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் தான் இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் உங்களுக்கு தேவையில்லாத வீடியோக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு இங்கே ஏதோ ஒரு வீடியோ இருக்குது ஸ்கார்பியான three world's first over bike இது எனக்கு எந்த விருப்பமும் இல்லை இந்த மாதிரி வீடியோக்களில் எனவே அங்கே ஒரு மூணு புள்ளி தெரியுதுல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது சம்மந்தமான வீடியோக்கள் இனிமேல் யூடியூப் உங்களுக்கு காட்டாது எந்த வீடியோக்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத வீடியோக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த டாட் கிளிக் பண்ணிவிட்டு நாட் இன்ட்ரெஸ்ட்னு வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்கள் மறைந்துவிடும் இனிமே யூடியூப் அந்த வீடியோக்களை உங்களுக்கு காட்டாது சரிங்களா ஸோ இது ஹோம் பேஜில் நாட் இன்ட்ரெஸ்டட் அது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு த சாய்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ இங்கே இருக்குது நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இந்த சஜஸ்டட் வீடியோஸ்லாம் இருக்கும் சரிங்களா ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஓகே ஒர்க்குன்னு ஏதோ இருக்குது லீகோ ஸ்டோரின்னு இருக்குது okay okay right right right அப்புறம் டெட் டாக் ஏதோ இருக்குது பட்டு Papanasam movie review Tamil talkies இது எனக்கு படத்தில் இப்போ நாட்டம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிவிட்டு நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் அது சம்மந்தமான வீடியோக்களை யூடியூப் உங்களுக்கு காட்டாது சரிங்களா இவ்வளோ தாங்க விஷயம் நல்ல வீடியோக்களை மட்டுமே பாருங்கள் நல்ல வீடியோக்களை மட்டுமே யூடியூப் உங்களுக்கு காட்டும் யூடியூபும் லா ஆஃப் அட்ராக்ஷனும் ஒன்றுங்க லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம எதை அடிக்கடி சிந்திக்கின்றோமோ அதுவே நம் வாழ்க்கையில் அமையும்ல அதே மாதிரி யூடியூப்லேயும் எந்த வீடியோக்கள் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்குறீங்களோ யூடியூப் அந்த மாதிரியான வீடியோக்களை மட்டும்தான் உங்களுக்கு காட்டும் சரிங்களா இனிமேல் கவனத்தோட யூடியூப் வீடியோக்களை பாருங்கள் நல்ல வீடியோக்களை மட்டும் பாருங்கள் பலனடையுங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருங்கள் இப்போ கமெண்ட்டு பதிவு பண்ண நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் யூடியூபில் நல்ல வீடியோக்களை பார்க்கின்றேன் யூடியூபில் நல்ல வீடியோக்களை பார்க்கின்றேன் ஆங்கிலமாக இருந்தீங்கன்னா I watch positive videos in YouTube அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் இந்த கருத்து உங்களின் மனதில் பதியட்டும் இந்த கருத்து உங்களின் ஆள் மனதில் பதியட்டும் பிரபஞ்சம் யூடியூபில் நல்ல வீடியோக்களை மட்டுமே பார்க்க வேண்டும் என்பதை எப்போதும் உங்களுக்கு நினைவுபடுத்தட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க போன வாரம் இதை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க நிறைய பேர் கமெண்ட்டு பதிவு பண்ணியிருந்தீங்க உங்கள்